அழைக்கிறான் மாதவன் நீங்கள் சந்நியாசம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க உங்களுக்கு மேரேஜை பற்றின திங்கிங் வரும் உங்கள் மைண்டு ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது எனக்கு மேரேஜே வேண்டாம்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் ஸ்டெடியாக இருக்குன்னா உங்களுக்கு தேவை கிடையாது ஏன்னா உங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே போது உங்களுக்கு அதுக்குள்ளே தான் முழுமையாக எல்லோருக்கும் வணக்கம் பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தான் பல பேர் கேட்குறீங்க ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே நீங்கள் போத்துனதுக்கப்புறம் இல்லை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு கிணறுக்குள்ளே நீங்கள் குதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ணால் நான் மாட்டிப்பேனா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயத்த விட்டுட்டு உங்ககிட்ட நீங்கள் கேளுங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு சில நீட்ஸ்க்காக பண்ணுறாங்க அப்போது ஒரு தேவை என்பது முடியும் போது தான் அடுத்த தேவை என்பது பிறகுது இப்போது பசியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு போய் நான் வந்து ஞானத்தை வந்து போதிக்க முடியாது அதே மாதிரி ஒரு சில நீட்ஸு அதாவது அடிப்படை தேவை முடிகிற வரைக்கும் அவனுக்கு அடுத்த தேவை என்பது அவன் தேடவே மாட்டான் இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் பூர்த்தி ஆகும்போது தான் அடுத்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்போ ஒரு தேவைகள் முடியும் போது அடுத்த தேவைகள் என்பது பிறகுது அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு உடல் தேவையாக இருக்கட்டும் இந்த உடல் தேவையே முடியாமல் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை இறைவனை பற்றி நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க அப்போ உடல் தேவை என்பது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு போய் கடக்கலை நான் வந்து இந்த வாழ்க்கைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் சில பேர் மகான்கள் இருக்கிறாங்க அதாவது அப்போ அவங்களாம் கடந்துட்டாங்களே அப்படின்னா அது வந்து விட்ட குறை தொட்ட குறை வந்த உடனே ஏழு வயசுலையோ இல்லை பத்து வயசுலையோ இல்லை பன்னெண்டு வயசுலையோ ரமண மகரிஷிலாம் பதினோரு வயசுலலாம் அவங்க அப்பாவோட இறப்பில் வந்து அந்த ஒரு புரிதல் ஏற்படுது அப்படியே போயிட்டார் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தார் அந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எல்லோரோட வாழ்க்கையும் இங்கே ஒன்றும் கிடையாது நீங்கள் உள்ளே இறங்கின உடனே இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் நாலு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா சிவவாக்கியர் மாதிரி அகத்தியர் மாதிரி அப்படி தன்னைத்தான் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படி ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அவரோட சூழல் வேற நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் வேற அதே மாதிரி வந்து மற்றவனுக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் இப்போ ஃபார் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா ஊர் சுற்றுறான் அப்படின்னா அந்த பையன் கூட சேர்ந்து நம்ம ஊர் சுற்ற ஆரம்பிப்போம் ஆனால் அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார் நல்லபடியாக அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்துருப்பாரு ஆனால் நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்குமா நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ்திரியாக இருப்பார் இல்லை ரொம்ப ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பார் அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை எப்படி மாறிடும் அப்போ மற்றவனோட வாழ்க்கையை பார்த்து உங்களோட வாழ்க்கையை வந்து கணக்கிடுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது தவறாக தான் முடியும் மற்றவன் வந்து மேரேஜ் பண்ணல அதனால் நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க ஏன்னா சந்நியாசம் வாங்கி நாற்பது வயசில் போய் திருமணம் பண்ண நபரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு இப்பயும் அவரை சன்னியாசத்துக்கு கூப்பிட்டு அவர் வரமாட்டுறாரு நான் குடும்ப வாழ்க்கையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் எடுத்த தவறான முடிவுகள் நான் எல்லாரும் பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு முப்பது டு ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சன்னியாசம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க உங்களுக்கு மேரேஜை பற்றின திங்கிங் வரும் ஏன்னா உங்களோட ஃபிசிக்கல் நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்குள்ளே தான் முழுமையாக மனம் இருக்கும் அது எப்போது முடியுதோ அடுத்த பற்றி நீங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு பதினஞ்சு ஏஜில் இருந்து அந்த ஒரு முப்பது ஏஜுக்குள்ளே அவங்களோட அந்த ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து பிரிஞ்சு காட்டுக்குள்ளே போய் சன்னியாசம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ போய் அப்படி வாழ முடியாது இன்றைக்கி காலங்கள் மாறிடுச்சு அப்போ என்னென்னா உங்ககிட்டயே நீங்கள் கேள்வி கேளுங்க மேரேஜ் எனக்கு அவசியம் தானா அப்படின்னு சொல்லி கேளுங்க உங்களை நீங்கள் ஏமாற்றிக்க கூடாது அதை தான் நான் வந்து ரொம்ப மெயினாக சொல்கிறேன் மற்றவங்க பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலலாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் மைண்டு ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது எனக்கு மேரேஜே வேண்டாம்டா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் ஸ்டெடியாக இருக்குன்னா உங்களுக்கு தேவை கிடையாது ஸோ மற்றவங்க கிட்ட நான் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமான்றதை கேட்கக்கூடிய கேள்வியை விட்டுட்டு உங்ககிட்ட நீங்கள் கேளுங்க நீங்கள் அதில் எவ்வளோ ஸ்டெடியாக இருக்கீங்கன்னு பாருங்கள் மேரேஜ் லைஃப்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பதினோரு விதிமுறைகளை பின்பற்ற சொல்கிறார் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கறது சன்னியாசிகளை பார்த்துக்கொள்வது வேணுன்றவங்களுக்கு மற்ற விஷயங்களை அனைத்து விஷயங்களும் பண்ணி கொடுக்குறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த பதினோரு கடமைகள் செய்ய வேண்டிய பதினோரு கடமைகள் என்னன்றது அப்போது குடும்ப வாழ்க்கையில் உள்ளவனுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒன்று வந்துடுது ஏன்னா சன்னியாசிகள்லேருந்து துறவரம் போகிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தானங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் வெறும் வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காக நீங்கள் அங்கே போய் இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையே கிடையாது அது வேண்டியதும் கிடையாது அப்போது தானங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இல் அறம் துற வரம் அப்போ ரெண்டுமே அறம் தான் அப்போ நீங்கள் ரெண்டுத்துலேயும் இருந்து அறம் செய்யலாம் துறவரம் போயிடுறீங்க அப்படின்னா அது வேற நீங்கள் இல்லறத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சில கடமைகளை செஞ்சீங்க அப்படின்னா அப்பயே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஸோ மேரேஜை பார்த்தினா திங்கிங் ரொம்ப ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குது சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்